இவர்களுக்கு சரவணன் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் தமிழ்மொழிக்கு குறிப்படத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிரித்து அவர்கள் வீட்டில் மகன் வீட்டில் வசித்து வருகிறார் அயனேரியில் டெய்லர் கடை நடத்தி வரும் மங்களாவிடம் குடும்பம் நடத்த வரக்கோரி தமிழ்மொழி அடிக்கடி தகராறு செய்ததாக அருகில் காத்திருந்த தமிழ்மணி கையில் வைத்திருந்த கத்தியால் மங்களாவை ஆவேசமாக சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மங்களாவை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் கொண்டு செல்லும் வழியில் மங்களா இறந்தார் இதுகுறித்து குறித்து ஆர்கே பேட்டை காவல் ஆய்வாளர் சக்திவேல் போலீசாருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தடயங்களை சேகரித்தாா் மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான தமிழ்மணியை மடக்கிப்பிடித்து பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்